okay trial road okay guys we are getting into blue spring we are just traveling towards uh, trial road You've arrived hi friends இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ப்ளூ ஸ்ப்ரே அந்த பிளேஸில் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு புதுசான ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நீங்களும் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு ஃபாரஸ்ட் தான் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஃபுல்லாக இது ஒரு ஃபாரஸ்ட் தான் இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக போய் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸை பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளேஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் but full and full greenery எனக்கு ஃபாலில் வந்தோன்னா இந்த ஃபால் கலர்ஸ்லாம் பார்க்கலாம் area eighth largest Missouri spring wow எனக்கு எவ்வளோ கிளியர் அமேசிங் பாருங்க அமேசிங் பிளேஸ் Wow. வாவ் அமேசிங் ப்ளூ ஸ்ப்ரிங் பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து we are going to Rocky Fall హాయ్ వేదా హాయ్ చెప్పే